நான் உங்களுக்கு அடிக்கடி செய்தியில் சொல்லியிருக்கிறேன் நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய இடத்துல நான் பேசியிருக்கிறேன் நான் என் பெற்றோருக்கு வந்து வேண்டாம் என்று கருதப்பட்டவன் நான் என்னை சொல்கிறேன் நான் வேண்டாம் என்று கருதப்பட்டவன் ஒரு நாள் எங்கள் அம்மா என்னிடத்துல சொன்னாங்க தம்பி நான் நம்ம குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் அது அதில் அக்கா பிறந்த அடுத்த சில மாதங்களில் நீ கர்ப்பமாயிட்ட நீ உன்னை வந்து நான் கருவாய் சுமக்க ஆரம்பித்தேன் அப்போது இது ஆம்பளை பிள்ளை பையனா பொட்டை பிள்ளையானலாம் எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா நாலாவதாக ஒரு குழந்தை நமக்கு வேண்டாம்னு நினச்சோம் நான் எங்கள் வீட்டில் கடைசி நாலாவது ஆள் நான் நான் என்னையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் என்னையும் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா கேட்டுக்குங்க அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த காலத்தில் இருந்த கஷ்டம் குடும்பத்தில் இருந்த கஷ்டம் சில சூழ்நிலையில் வச்சு இந்த நாலாவது குழந்தை வேண்டான்னு சொல்லி அபார்ட் பண்ணிடலான்னு நாங்கள் நினச்சி நான் எத்தனையோ காரியம் யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்க கர்ப்பத்தை கலைக்கிறக்கு அதையெல்லாம் செஞ்சு பார்த்தேன் அதில் எல்லாம் நீ கலையவே இல்லை ஒரு நாள் எங்கள் அம்மா என் கிட்ட உட்காந்து என் கதையை எனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் ஏன் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க குடும்ப கஷ்டம் அப்படி குடும்பத்தில் இருந்தேன் கஷ்டம் அப்படிப்பா அன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்ட காலங்கள் அப்படின்னாங்க அப்படியா அப்போது அது வரைக்கும் என்னமோ நான் ரொம்ப என்னை நான் ரொம்ப சுதந்திரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வார்த்தையில் என்னை யோசிக்க ஆரம்பிச்சது யோசிக்க வச்சது ஏன் அப்படி நீங்கள் நினச்சிங்க ஏன் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படி நான் கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு கஷ்டம் கஷ்டங்கும் போது நான் நீ பெற்றோரை குற்றம் சொல்ல முடியுமா என்ன குற்றம் சொல்ல முடியல எங்கள் அம்மா சொன்னாங்க உன்னை அழிச்சிடலாம் இந்த கர்ப்பத்தை அழிச்சிடலாம் கலைச்சிடலாம்னு நினச்சி எத்தனையோ செஞ்சோம் அப்போல்லாம் அந்த கர்ப்பம் வந்து களையவே இல்லை அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சாமி கர்ப்பம் கலையிலிங்கும் போது கவலை வந்துருச்சு ஏன்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க கர்ப்பம் கலையிறதுக்கு நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க அதனால் பிள்ளை வந்து இனி பிறந்தால் ஊனமாக பிறக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ எங்களுக்கு பிள்ளை கலைக்கணும் இந்த பிள்ளை வேண்டாங்கிற கவலை போய் பிள்ளை ஊனமாக பிறந்துருமோ அப்படிங்கிற கவலை எனக்கு ரொம்ப எங்களுக்கு அதிகமாக ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு அப்போ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டேன் அப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க எல்லா தெய்வத்தையும் வேண்டி பார்த்தோம் சாமி கும்பிட்டோம் கடவுளே என் கர்ப்பம் கலையில பரவாயில்ல ஆனால் பிறக்கிறப்பில் என்ன செஞ்சிடக்கூடாது ஊனமாயிடக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் நிறைய வேண்டிக்கிட்டோம் நிறைய சாமி கும்பிட்டோம் அப்படின்னாங்க அப்போ நான் கேட்டேன் அப்படியா சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ பிறந்தபோது மொத மொத எனக்கு நினைவு வந்து நான் உன்னை திருப்பி திருப்பி புரட்டி புரட்டி பார்த்தேன் ஏன்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க ஏதாவது ஊனமாக பிறந்துட்டியான்னு நான் பார்த்தேன் ஊனம் இல்லை அப்போ கடவுளுக்கு நான் வந்து நன்றி சொன்னேன் ஆண்டவரே கடவுளே என் குழந்தை எனக்கு ஊனம் இல்லாமல் நீங்கள் பிறக்க வச்சு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு நன்றி நான் சொன்னேன் அப்படின்னாங்க அப்போது ரொம்ப சைலண்ட்டாக நிதானமாக அப்படியே யோசித்துட்டு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க ஏனோ தெரியல சாமி இந்த உண்மையை நான் உனக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நான் யோசிக்கவே இல்லை இந்த காரியம் இந்த சம்பவம் இந்த வார்த்தைகள் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது அப்போ நான் ஒரு நாள் ஆண்டுட்டு சொன்னேன் கடவுளே இந்த ஊழியத்தை செய்ய இப்படி ஊழியத்தை செய்ய அன்றைக்கு என்னை நீர் என்ன செஞ்சீர்னா தெரிந்து கொண்டீர் நான் இதைய சொல்லாமல் இருக்க மாட்டேன் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் எப்போ சொன்னனாலும் எனக்கு உடைவு வரும் எப்போ சொன்னனாலும் நான் அழுவேன் எப்போ சொன்னனாலும் எப்போ நினச்சாலும் வண்டியில் போகும்போது நினச்சா கூட நான் யோசிப்பேன் கருவிலே அழிக்கப்பட வேண்டியவனை கத்தர் காப்பாற்றினார் ஏன்னு கேட்டால் ஒரு ரீசன் தான் இருக்குது நான் இயேசுவை இந்த உலகத்திற்கு சொல்லணும் என்னை நிறைய நேரம் நிறைய பேர் கேட்பாங்க இவ்வளோ வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணுறீங்களே எங்கள் அம்மாவை எங்கிட்ட நிறைய கேட்பாங்க இவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறியே தம்பி இவ்வளோ வைராக்கியமாக நீ கத்தர் பிரசங்கிக்கிறியே உனக்கு ஏன் இப்படிலாம் காரியங்கள் நடக்குதுன்னு என்னை கேட்பாங்க நான் சொல்லுவேன் என்னை வாழ வைத்தவர் என் இயேசு எனக்கு உரு கொடுத்தவர் என் இயேசு எனக்கு உயிர் கொடுத்தவர் என் இயேசு என்னை உருக்குலையாதபடி அந்த கர்ப்பத்தில் என்னை பாதுகாத்தவர் என் இயேசு வேண்டாங்க வேண்டாங்க என்னை இந்த உலகத்தில் பிறக்க வைத்தவர் என் இயேசு ஆகவே அதை நினைக்கும் போதே ஒரு வெறி வருங்க அதை நினைச்சாவே எனக்கு ஒரு வைராக்கியம் வரும் என்னை கருவிலே காப்பாற்றினவர் என் ஆண்டவர் அவருக்காக வாழத்தான் அவருக்காக பேசத்தான் அவருக்காக ஓடத்தான் கண்டுபிடிச்சாருங்கிறத நினைக்கும் போது தான் ஒவ்வொரு அணுக்களும் எனக்குள்ளாக உயிர் கொள்ளுகிறது எவ்வளோ பலன் இருக்குது அத்தனை பலத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு சொல்லிடுறதுன்னு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துக்கிட்டே இருக்குது நான் இப்படி சொல்லுகிறதுனால அல்லது நான் இப்போது இந்த நேரத்தில் நான் கலங்குகிறதுனால நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் இது என்னுடைய தனிப்பட்ட சாட்சி என்னுடைய தனிப்பட்ட சாட்சி என்னை தேவன் அவருடைய ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டது போலவே உங்களிலே அநேகரை உங்களிலே ஒவ்வொருவரையும் கத்துற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக என்ன செஞ்சிருக்கிறாருன்னா தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் ஆப்பிரிக்கா தேசத்தில் இந்த சாட்சியை ஒரு சபையில் சொல்லி கொண்டிருக்கும் போது அநேக வாலிபர்களும் அநேக வாலிப பிள்ளைகளும் கதறி அழுதார்கள் கடைசி நேரத்தில் அந்த செய்தியெல்லாம் முடித்து போற வேண்டிய நேரத்தில் என்னிடத்துல வந்து சொன்னாங்க நாங்களும் உங்களை மாதிரி வேண்டாங்க வேண்டாங்க இந்த உலகத்தில் பிறந்தவங்க சில பேர் சொன்னாங்க எங்களுக்கு அப்பா யாருன்னே தெரியலீங்கய்யா எங்கள் அம்மா ஒரு வேசித்தனத்தில் என்னை பெத்தான்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஜனங்களே இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த பின்னணி இருக்குனுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு வேற எந்த லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கிற சிறப்பு உங்களுக்கு இருக்குனுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் எந்த வழியில் பிறந்திருந்தாலும் எப்படிப்பட்ட வழியில் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேங்க உங்களை முன் குறித்தவர் தேவன் உங்களை தெரிந்து கொண்டவர் எல்லாரும் எல்லாரும் அந்த வார்த்தை உள்வாங்கி சொல்லுங்க என்னை என்னை உருவாவதற்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டவர் ஆ சொல்லிடுங்க பார்க்கலாம் ஓங்கி சொல்லுங்க பார்க்கல என்னை தெரிந்து கொண்டவர் சொல்லுங்க என்னை தெரிந்து கொண்டவர் தேவன் இந்த இடத்துல இப்படி இருக்கும்படி இந்த இடத்துல இதை செய்யும்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இப்படி வாழும்படி எல்லாம் என்னை சகலத்திலும் முன்னறிந்தவர் யாருன்னா என் தேவன் ஆகிய சொல்லுங்க ஓங்கி சொல்லுங்க கர்த்தர் நான் சென்டிமெண்ட் சொல்றதுனால உடையிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை சொல்லுகிறதுனால நான் உடைகிறேன் எங்கே கிடந்தேன் எங்கே கிடந்தேன் எப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம் ஒரு நல்ல விஷயங்கள் கூட இல்லைங்க ஒரு வகையில் கூட தகுதி இல்லைங்க அவர் நாமத்தை சொல்ல கையெடுத்து கரம் கூப்பி அவரை கும்பிட முழந்தால் படியிட்டு ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்கு கூட தகுதியற்ற ஜென்மங்களாக இருந்தோம் நமக்கு எந்த குவாலிஃபி எந்த குவாலிட்டியுமே இல்லை நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா எனக்கு அந்த குவாலிட்டி இருந்ததுயா என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படி யாராவது நீங்கள் யாராவது இங்கே யார் ஒருவேளை இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு அந்த குவாலிட்டி இருந்ததுயான்னு யாராச்சும் உணர்ந்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் என்னை குறித்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிற தகுதியற்ற ஜென்மம் நான் எங்கள் வீட்டில் எங்கள் மூத்த அண்ணனுக்கு படிப்பு வரல பிஸ்னஸ் வரல எத்தனையோ ரிஸ்க் எடுத்து பார்த்தாங்க அவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே சூட் ஆகலைங்கிறதுக்காக எங்கள் அப்பா வந்து எங்கள் மூத்த அண்ணனை வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார் என்னுடைய இரண்டாவது அண்ணனுக்கு வந்து பயங்கர தலைவலிங்க தலைவலியில் துடிப்பான் மனுஷன் பயங்கர கஷ்டப்படுவார் அதனால் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பொருத்தனை பண்ணாங்க என் பையனுக்கு இருக்கிற தலைவலியை குணமாக்குங்க ஆண்டவரே இவனை நான் ஊழித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க அலையிலோயா நான் ஓரளவுக்கு படிப்பேன் ஓரளவுக்கு துருதுருன்னு இருப்பேன் என்னை வந்து ஊழித்து கொடுக்கணுங்கிற ஐடியா எங்கள் அப்பாவுக்கு வரல எங்கள் அம்மாவுக்கு வரல எனக்கு அதுக்கு மேலே ஊழியம்ங்கிற வார்த்தை எனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும் பாஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னு எனக்கு அப்படி எரிச்சலாக இருக்கும் நான் விரும்பாத ஒரு வார்த்தை பாஸ்டருங்கிறத நான் விரும்பாதது ஒரு பாஸ்டருடைய மகன் சொல்லிட்டு இருக்கிறேன் கேட்டுக்கோங்க விரும்பாத ஒரு ஒரு உத்தியோகம்னு சொன்னால் அது எனக்கு பாஸ்டர் போன வார பேட்டியிலோட கேட்டாங்க பதினோரு சபைகளை நீங்கள் தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கிறீங்க நூற்றுக்கணக்கான மக்களை நீங்கள் வழி நடத்துகிறீங்க எத்தனையோ பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறீங்க உலகத்தின் எத்தனையோ தேசங்களுக்கு நீங்கள் பயணித்து அவருடைய சுவிசேஷத்தை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் பேருக்கு முன்னாடி பாஸ்டருங்கிறது தான் நீங்கள் விரும்புகிறீங்களே ஏன்னு கேட்டாங்க ஒரு காலத்தில் நான் அதை ரொம்ப வெறுத்தேன் இப்போ நான் பாஸ்டருங்கிற நேசிக்கிறேன் அதனால் அந்த பாஸ்டருங்கிற கேடலில் வாழ்ந்து சாகணும்னு நான் விரும்புகிறேன்னு அந்த பேட்டி எடுத்துகிட்டு சொன்னார் சூப்பர் நான் யோசிக்கிறேன் அடிக்கடி யோசிக்கிறேன் பெற்றோருக்கு கூட இவனை ஊழியக்காரனாக்கலான்னு என்ன செய்யலை தோணலைங்க எனக்கு ஏன்னா அந்த ஆசையும் வரலைங்க எங்கள் அப்பா படுற கஷ்டம் இன்றைக்கி என் பையன் அவனை எப்படின்னே தெரில அவன் ரொம்ப பேச ஆரம்பித்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே அவன் நீ பின்னால் என்னப்பா செய்வ அப்படின்னு கேட்டால் என் பையன் சொல்லுவான் அடிக்கடி சொல்லுவான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவான் நான் எங்கள் அப்பா மாதிரி பாஸ்டர்மா அப்பா மாதிரின்னு சொல்லித்தான் பாஸ்டர்மா ஏன்னா அவங்க அப்பா ஃப்ளைட்டில் போகிறது ட்ரெயினில் போகிறது காரில் போகிறது அவங்க அப்பாவுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பேர் வந்து மண்டி போட்டு ஜோம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவன் நினச்சிட்டேன் எங்கள் அப்பா ஹீரோவாக இருக்கிறார் எங்கள் அப்பா எனக்கு அப்படி தெரியவே இல்லை ஊழியத்தில் அவருக்கு இருந்த கஷ்டம் அவருக்கு இருந்த கண்ணீரின் நிலை வேதனையின் நிலை இதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மைண்டில் பதிஞ்சுதுன்னா ஊழியை செஞ்சால் கஷ்டப்படணும்னு நான் நினச்சேன் நான் அப்படி தான் நினச்சேன் ஊழியை செஞ்சால் கஷ்டப்படணும் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கணும் இப்படி எல்லாம் அவமானப்படணும்னு நான் நினச்சிட்டேன் அப்படிப்பட்ட நினைவுனால தான் நான் ஊழியத்தை வெறுத்தினே ஒழிய மற்றபடி எனக்கும் தேவனுக்கு எந்த பகையும் எந்த விரோதம் இல்லை என் ஆண்டர் அப்பவே முடிவு பண்ணிட்டார் ஊழியத்தில் எவ்வளோ உயர்த்துவேனுங்கிறத நான் காட்டுவேன்டா உனக்கு என்னமோ தெரில என் மைண்டில் அது வந்தபோது அவர் அப்படி நினச்சிட்டார் போல நான் உனக்கு ஊழியம் எவ்வளோ சிறப்பானதுங்கிறத நான் உனக்கு செய்ய போகிறேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சதுங்க எல்லாரையும் கத்தர் ஊழியமே ஆனாலும் எல்லாரையும் ஒரே அந்தஸ்துக்காக தேவன் தெரிந்து கொள்ள சில பேர் அடி உபத்திரவம் பாடுகள் அப்படி அப்படி கொண்டு போகிறார் இதுவரைக்கும் எவனுடைய கையை மேலே படாதபடி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கத்தர் என்னை கிருபையாய் பாதுகாத்து நடத்தினார் நான் வேதத்தை எடுத்த போது ஆண்டு சொன்ன ரத்த சாட்சியம் மறிப்பு ஆண்டவர் உமக்காக ரத்த சாட்சியை நான் சாக ஆண்டு வரேன் நான் ஜோம் பண்ண ஆண்டு சொன்னார் அதுக்கு நான் உன்னை தெரிஞ்சு கொள்ளணுன்னாரு <laughs> நான் நினச்சிக்கிட்டேன் ஒப்பு கொடுத்து ஆண்டு ரத்த சாட்சி ஆக்கிடுவார்னு நினச்சிக்கிட்டேன் <laughs> ஏன் தெரியுமா ரத்த சாட்சி விரும்பினா அதுக்கு ஒரு காரணம் அதுக்கு ஒரு சுயநலம் இருக்குதுங்க ரத்த சாட்சிக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பில் டைரெக்டாக பரலோகம் போயிடலாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை செத்த உடனே பரலோகத்தில் ஏசப்பாவை பார்த்துடலாம் அதனால தான் ரத்த சாட்சியாக நான் ஆசைப்பட்டேன் ஆண்டு ஒரு நாள் புரிய வச்சாருங்க ரத்த சாட்சி ஆகிறதுக்கு நான் அதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு Hallelujah